இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தென் இது வந்து ட்ரம்ஸ்டிக் மேபி உங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம் கனவா கூட ட்ரம்ஸ்டிக் போட்டு பண்ணுறது பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்படி செய்கிறதுன்னு ஒன்று உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் இதுதான் இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் half teaspoon turmeric powder two teaspoon chilli powder half teaspoon garam masala இது வெந்தயம் கடுகு ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது சோம்பு ப்ளஸ் நான் எனக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்காக நான் இதில் ஒரு சிக்ஸ் சில்லி வச்சுருக்கேன் க்ரீன் சில்லி இதுக்கப்புறம் இது வந்து கறி லீஃப்ஸ் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் இப்போ வாங்க இது எப்படி குக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நல்லா கடுகு வந்து பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு வெடிக்க ஆரம்பித்தோன்னே இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க க்ரீன் சில்லி அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க விட்டதுக்கு பிறகு நல்லா எல்லாமே கலர் மாறினோன்னே இதோட நம்ம அடுத்து என்ன போடணும்னா இந்த கறி லீவ்ஸ் கருவேப்பிலையே போட்டுருங்க நல்லா வெடிக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எங்கள் மூஞ்சில் தெரிச்சிடக்கூடாது இந்த டிஸ்டன்ஸில் இருந்துக்கங்க அடுத்து இதோட நான் நறுக்கி வச்சுருக்க வாணியனை ஆட் பண்ணுறேன் நல்லா கிண்டி விட்டுருக்குங்க நீங்கள் எப்போதுமே ஆனியன் போடும்போதே இதில் கொஞ்சம் சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க எதுக்குன்னா ஆனியன் கூட நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும் நல்லா இதோட ஆனியனோட கலரு நல்லா மாறணும் ஒரு டூ மினிட்ஸு இதை அப்படியே கரண்டி எடுத்துட்டு வெயிட் போடாமல் டைட் பண்ண வேணாம் சும்மா க்ளோஸ் மட்டும் பண்ணி வைங்க டூ மினிட்ஸ் ஆனதுக்கு பிறகு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நல்லா அகைன் நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்டீம் எப்படி வருதுன்னு ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ஆனாலும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து நல்லா அகைன் விட்டுக்கலாம் அது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த வெந்தயத்தில் போடும்போதே அது ஃப்ளேவர் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா இதோட நான் நறுக்கி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் போடுறேன் முருங்கைக்காய் போட்டுட்டு அது கூட இப்போ நான் கழுவி வச்சுருக்க கனவாவை அதில் போடுறேன் கனவாவும் முருங்கைக்காவும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க எத்தனை பேர் இந்த மாதிரி கனவா கூட முருங்கைக்காய் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பட் நான் செஞ்சு சாப்பிடுவேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள் கனவா போட்டதுக்கு பிறகு இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டுட்டு ஜஸ்ட்டு அகைன் குக்கரை ஒரு த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்ருங்க விசில் போடலை பாருங்கள் நான் விசிலும் போடலை இங்கே லாக் பண்ண உள்ள ஜஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஜஸ்ட் இது ஒரு five minutes maximum five minutes minimum three minutes ஏன்னா அந்த கனவால் உள்ள தண்ணியெல்லாம் கீழே இறங்கி நல்ல ஒரு ஜூஸி கன்சிஸ்டன்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணுவோம் த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த தண்ணி ஆட் பண்ணவே இல்லை இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே இந்த கனவால் உள்ள தண்ணி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் இதோட மசாலாலாம் போட ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி மசாலா போடுறதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் ஓகேங்களா நான் வந்து இதில் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் கேர்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஊற்றிடுங்க கேர்டு போட்டதுக்கு பிறகு இப்போ மசாலா ஆட் பண்ணிட வேண்டியதுதான் ஒரு spoon coriander powder half spoon garam masala half spoon turmeric powder two spoon chilli powder இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதோட நறுக்கி வச்சுருக்க டொமேட்டோவும் போட்டுருங்க டொமேட்டோ போட்டுற பிறகு இப்போது நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இது கண்டிப்பாக த்ரீ மினிட்ஸு இப்படியே வைங்க த்ரீ மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா அந்த டொமேட்டோ நல்லா பாயில் ஆகணும் பாயில் ஆகி அந்த மசாலா எல்லாமே இந்த ஆயிலோட நல்லா பாயில் ஆகும்போது அந்த உங்களுக்கு அந்த ராஸ் மல் இருக்காது அதுக்கப்புறம் விசில் போட்டு நம்ம ஒரு ஃபைவ் விசிலுக்கு அப்புறம் இறக்கிட வேண்டியது ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த தண்ணி இன்ன வரையும் நான் ஆட் பண்ணவே இல்லை இருந்தாலும் பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட தேங்காய் பால் கோகோனட் மில்க் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா தேங்காய் பால் இந்த இந்த மாதிரி சைஸில் ஐ திங்க் இது ஒரு fifty ML fifty to hundred ML இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கோங்க அதை இதில் ஆட் பண்ணிடுங்க இங்கே வந்து என்கிட்ட வந்து இப்போதைக்கு இங்கே கோகோனட் பவுடர் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கோகோனட் பவுடர் ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அங்கே கோகோனட் பவுடர் நம்ம இந்தியாவில் இருக்குமான்னு தெரியல இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இல்லாதவங்க ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் எடுத்துக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல்க்கு சேர்த்து இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காண்டி நான் இதில் இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு இப்போது பார்த்துக்கங்க சால்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வெயிட்டு போட்டு குக்கரை லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபைவ் விசில் தாங்க ரொம்ப நல்ல ஜஸ்ட்டு ஃபைவ் விசில் மட்டும் வச்சு இறக்கிற வேண்டியதான் எப்படியே இருக்கட்டும் ஃபைவ் விசில் ஆனதுக்கப்புறம் அதே வரும் பாருங்கள் நான் இப்போ கொரியாண்டர் லீஃப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணதுக்கு பிறகு அதோடய ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க என்னோடய குக்கிங் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகாக இருக்குன்னு அந்த கிரேவி பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த கிரேவியை வச்சு நம்ம சப்பாத்தி தோசைக்கு சாப்பிடலாம் ரைஸுக்கும் வச்சு சாப்பிடலாம் பட் கிரேவியை வச்சு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் thank you so much friends thank you bye